ஓகே இன்னைக்கு உடலும் நலம் தானா உடலும் உள்ளம் தலைப்புல நம்ம பேச போறோம் உங்க எல்லோரையும் பகவத் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு சில கேள்விகளை பற்றி சிந்திப்போம் சிந்திச்சுட்டு இந்த ஐயாவுடைய அணுகுமுறையில அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க போறோம் முதல்ல இந்த இங்க இருக்கவங்கள முகாம் அட்டன் பண்ணவங்க மட்டும் இது ஆன்சரைஸ் பண்ணுங்க அல்லது சேட்ல வந்து எஸ்ன்னு போ டைப் பண்ணுங்க ஐயாவோட முகாம் அட்டன் பண்ணவங்க ஒரே ஒருத்தர் தானா பேசுறது கேக்குதா நான் பேசுறது கேக்குதா ஐயாவோட முகாம் அட்டன் பண்ணவங்க கை ரைஸ் பண்ணுங்க அல்லது எஸ் டைப் பண்ணுங்க பாலுசார் வினோதா ஹேமா சித்தீஸ்வரன் ரஞ்சினி சரி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க நன்றி முதல் கேள்வி உடல் வேறு உள்ளம் வேறா எஸ் சொல்றவங்களாம் இந்த சேட்ல ஒயின் போடுங்க உடல் வேறு உள்ளம் வேறா உள்ளமே உள்ளமே இருக்கு எஸ் அண்ட் தான் போடி பதிங் உடல் வேறு உள்ள வேறா okay yes sir yes mute பண்ணி வச்சுக்கீங்க ஓகே அடுத்த கேள்வி வந்து என்னன்னா மனப்பிரச்சனைகளை மனப்பிரச்சனைகள் உடலை பாதிக்குமா பாதிக்கும்னு சொல்றவங்க எஸ் டைப் பண்ணுங்க அடுத்ததா நம்ம சிந்திக்க வேண்டிய தலைப்பு துயரத்தை தவிர்த்து மகிழ்ச்சியை நாம் உருவாக்க வேண்டுமா நாம் பேசுனா ஓய் போடுங்க நோன்னா நோ போடுங்க ஒரு சிலர் நோ போட்டுக்கிறீங்க அடுத்தது இது வந்து ஐயா முகாம் அட்டன் பண்ணவங்களுக்காக இந்த ஞான புரிதல் நமக்கு வந்து உடல் நலத்துக்கு உதவுமா ஞான புரிதல் உடல் நலத்துக்கு உதவுமா எஸ்னா எஸ் நோன்னா நோன்னு சொல்லுங்க சரி இப்ப நாலு கேள்வி கேட்டோம் முத கேள்வி வந்து உடல் வேறு உள்ளம் வேறா இப்போ எத்தனை பேர் வந்து எஸ் சொன்னீங்க அந்த எஸ் சொன்னால யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி எதனாலன்னு சொல்ல முடியுமா ஆன்சரைஸ் பண்ணுங்க நான் அன்மியூட் பண்றேன் உடல் வேறு உள்ளம் வேறுன்னு சொன்னவங்க ஆ விவோ விவோ ஆன்சரைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்கள் மைக் வேலை செய்யலை அதனால நீங்கள் வந்து பேச முடியாது வீடியோ மட்டும்தான் இருக்குது வேற யாராவது ஓகே சொல்லுங்க சார் ஐயா வணக்கங்க வணக்கம் உடல் என்பது பார்க்கறதுக்கு தெரியுதுங்க உள்ளம் பார்க்க தெரியாது அதே சமயத்துல உடலுக்கு அழிவுங்கிறது அது இறப்பு ஆனா உள்ளம் அழியுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதனால அழிவதற்கு அது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க அது உள்ளம் ஆன்மா அழிவு கிடையாது அது நிறைய நிலையானதுங்கும் பொழுது உடலுக்கு மட்டும்தான் அழிவுங்கிறது உண்டுங்க உள்ளத்துக்கு அழிவு என்பது கிடையாதுங்கிறது தான் கருத்து என்னுடைய கருத்து சரி இப்போ இதோட தொடர்பா இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் நம்ம வந்து உடல் வேற உள்ள வேற பார்க்கணுமா அல்லது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணுமா பார்க்கும்போது சேர்த்து தாங்க ஐயா பார்க்க முடியும் சார் அருமையா சொன்னீங்க அடுத்தது வேற யாராவது யாராவது பேசுங்க அப்பதான் புது புது கருத்துகள் வரும் பேசுங்க சார் அன்மியூட் பண்ணியாச்சு ஹலோ ஹலோ சொல்லுங்க ஐயா ஐயா கேக்குதுங்களா கேக்குது நல்லா கேக்குது சொல்லுங்க ஐயா உடல் வேறு உள்ளம் வேறான்னு கேட்டா உள்ளம் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிற நிலையில இருந்தா உடலை இயக்கிறதே மனம் தாங்க ஐயா அதனால ரெண்டு ஒன்னா இருக்காது உடல் வந்து அழிவு உட ஆன்மா அப்படிங்கிற உள்ளம் மனம் அப்படிங்கிற அழிவு இல்லாம இருக்கு சோ உடல் வேறு உள்ளம் வேறுனா கண்டிப்பா உடல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிறதே மனம் தானே அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேற தாங்க ஐயா ரெண்டு வேறன்னு சொல்றீங்க ஆமாங்க ஐயா அப்போ ஒரு ஒருத்த ஒரு மனிதனை போது அல்ல உங்க நண்பரை பாக்குறீங்க உடல் வேற வேறன்னு பாப்பீங்களா அல்ல ஒன்னா பாப்பீங்களா இது அடுத்த கேள்வி அவர் ஒன்னாதான் பார்க்க முடியுங்க பார்க்கும்போது பார்க்கும்பொழுது ஒன்னதான் பார்க்க முடியுங்க நம்ம உடல் மனம் எடுத்தாச்சு அப்படின்னு கேட்டா நம்ம உடலை இயக்குறது மனம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அதுக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருக்கு இல்லையா அடுத்த கேள்விக்கு போவோம் ஆ சரி மனப்பிரச்சனைகள் உடலை பாதிக்குமா இந்த கேள்விக்கு வந்து எஸ்ன்னு பதில் சொல்லியிருப்பீங்க அப்படிதானா ஒரு யாராவது நோன்னு பதில் சொல்லியிருக்கிறீங்களா எஸ்ன்னு சொன்னாலும் நோன் சொன்னாலும் பேசலாம் ஆ பேசுங்கய்யா ஹலோ ஆ பேசுங்க ஐயா நான் நோன் தான் கொடுத்துருக்கேங்க மனப்பிரச்சனைகள் உடலை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா மனப்பிரச்சனை வந்து நாம பிரச்சனை எடுக்கிறப்பதான் உடம்ப பாதிக்கும் வழியா அதுக்கும் உடம்பு வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா உடல் வந்து பாத்தீங்கன்னா தன்னை போல இயங்கிட்டு இருக்கு அதுக்கு இயங்க வேண்டிய சத்துக்கள் தான் நம்ம கொடுக்குறோம் உணவுக்கு உணவு இந்த போல கொடுக்குறோம் பட் மனதளவுல வரக்கூடிய பிரச்சனை வந்து நாம பிரச்சனை உருவாகாத வரைக்கும் நாம கையில் எடுத்தா மட்டும்தான் அது உடம்ப பாதிக்கும் அது தெரியலன்னா எடுத்து உடம்ப பாதிச்சுக்கிறாங்க ஆனா ஞான புரிதல் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அது பாதிக்காது சார் நன்றி ஆ ஓகேங்க அடுத்து Vivo one eight one four உங்க பேரை சொல்லுங்க உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கோம் பேசுங்க ஹலோ ஹலோ ஆ வணக்கம் ஐயா உங்க பேரை சொல்லிட்டு கேளுங்க சொல்லுங்க உங்க விவோன்னு தான் வருது நேம் நேம் சத்யாங்க ஐயா ஓகே சொல்லுங்க சொல்லுங்கம்மா என்ன ஆன்சர் வைஸ் எல்லாம் பேசுங்க சொல்லுங்கய்யா ஐயா அந்த இது மனப்பிரச்சனைகள் உடலை பாதிக்குமா எஸ்ன்னு சொல்லியிருந்தீங்களா நோன் சொல்லியிருந்தீங்களா மனப்பிரச்சனைகள் உடலை பாதிக்கும் தான் எஸ் ஐயா எஸ் எதனால அப்படி சொல்றீங்க மனசு வந்துட்டு ஹாப்பியா இருந்தா வந்து உடல்ல இருக்கிற வியாதி கூட அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா தெரியாது இப்போ மனம் தானே எல்லாத்துக்குமே காரணம் இப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு நமக்கு டீப்பா வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரே இடத்துல ஒரு இடத்துல ஒரு பெயின் இருக்குதுன்னா அந்த மனசு ரிப்பீட்டடா நினைக்க நினைக்க வந்துட்டு அந்த பெயின் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அதிகமா தான் ஆகுமே கண்டி ரெடியூஸ் ரெடியூஸ் ஆகாது இல்லையா அதே சமயம் வந்துட்டு அந்த மனசு வந்துட்டு அந்த பெயினே நினைக்காம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அந்த வலி இருக்கிறது கூட தெரியாம அந்த வந்த வலி கூட தானா கூட போய் போயிட வாய்ப்புகள் இருக்கு நன்றி அவங்கள மியூட் பண்றேன் அடுத்து பேசுங்க உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் ஐயா வணக்கம் ஐயா ரஞ்சனி சென்னையில இருந்து பேசுறேன் ஆ சொல்லுங்க புரிதலுக்கு முன்னாடி வந்து பிரச்சனைகள் உடலை பாதிச்சுட்டு இருந்தது அது உண்மைதான் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி மனசு வந்து துக்கமா இருக்கும் போது அது உடல் எஃபெக்ட் காமிக்கும் மனசு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதுவும் உடல் எஃபெக்ட் காமிக்கும் ஆனா புரிதலுக்கு அப்புறம் பிரச்சனை வந்து டைரக்டா உடலை பாதிக்கிறது கிடையாது அத நம்ம கையில எடுக்கும் போதுதான் இப்போ மனசுன்றது வந்து தானா எண்ணங்கள் எண்ணங்களோட போர்வை தான் மனசுனா அது வந்து தானா வருது தானா போகுது அது நம்மளே நிப்பாட்டணும்னு நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது அத நம்ம கையில எடுத்தோம்னா தான் அது வந்து உடலை பாதிக்கும் அது அது ஒரு தாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கவனம் கொடுக்காம விட்டுட்டோம்னா அது வந்து எந்த விதத்துலயும் புரிதலுக்கு அப்புறம் உடலை பாதிக்கிறது இல்ல இதுதான் என்னோட புரிதல் ஐயா நன்றி உங்களை மியூட் பண்றேன் அடுத்தது யாரு சொல்லுங்க ஹலோ வணக்கம் ஐயா நான் நிஷா பேசுறேன் சோ இது எகெயின் தாட் அண்ட் திங்கிங் அதே கான்செப்ட் தாயா மனசுங்கிறது வந்து எல்லாமே கொடுக்கும் நமக்கு பாஸ்ட்ல நடந்தது அண்ட் பெயின் இல்ல நமக்கு ஏதாவது கஷ்டம் என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிற துன்பங்கள் எல்லாமே கொடுக்கறது மன மனசோட இயற்கை அதுதான் வந்து தாட்டா கன்சிடர் பண்றோம் சோ ஸோ இவ்வளோ நாளா வந்து அது கூடவே இருந்து நம்மளும் டிராவல் பண்ணி அது உடம்புல இருக்க பாதிப்பையும் நான் ரொம்ப உணர்ந்தேன் இப்போ வந்து புரிதலுக்கு அப்புறம் ஓகே மனசு வந்து அது ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும். அது கவலைகள் கொண்டு வரும், பாஸ்ட் கொண்டு வரும், பயங்கள் கொண்டு வரும், அப்புறம் கவலைகள் கொண்டு வரும். ஸோ அது அதோட நேச்சர் தான். அத நம்ம அப்படியே ஏத்துக்கணும். ஆனா நம்ம அது கூட சேர்ந்து டிராவல் பண்ணணுங்கிறது வந்து, அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிதல் வந்து, இப்போ அதுகிட்ட அ அது திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலுமே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறப்போ, நம்மளோட இஃபர்ட் வந்து அங்க இல்ல. நம்மளோட அங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்ல சோ இங்கதான் அந்த சும்மா இருங்கிற கான்செப்ட அப்ளை பண்ணினா நம்மளுமே ரிலாக்ஸ்டா அது பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஓகே நன்றி உங்களை மியூட் பண்றேன் வேற யாராவது இந்த டாபிக்ல பேசுறீங்களா பேசுங்க உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் நம்ம உடலை வந்து உள்ளம் பாதிக்குதுனாக்கா நம்ம பொற விஷயத்துல ஏதோ ஒன்று செய்யாத இருக்கிறதுனாலதான் வந்து பாதிக்குது அதை சமப்படுத்துற மாதிரி நம்மளுக்கு எண்ணங்கள் தோன்றப்போ அதை நம்ம சமப்படுத்துவதற்கு பயன்படுத்திக்கிட்டு புற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி அதை நம்ம முடிச்சிட்டோம்னாக்கா உள்ளத்துல தோன்று தோன்றின அந்த எண்ணம் வந்து சமநிலைக்கு வந்துருங்கய்யா ஓகே நன்றி வேற யாராவது பேசுறீங்களா அடுத்த கேள்விக்கு போமா துயரத்தை தவிர்த்து மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டுமா எஸ்ன்னு சொல்ல அவங்க எஸ் சொல்லுவாங்க நோட் சொன்னவங்க யாராவது பேசுனா பேசுங்க ஏன் எஸ் ஏன் நோ பேசுங்க ஆமாங்கய்யா ஆஹ் துயரத்தை தவிர்த்து மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டுமா? ஆஹ் அப்படி ஒரு அவசியம் இல்ல இல்லையா? துயரம், மகிழ்ச்சி ரெண்டுமே வந்து எனக்கு எப்படி சொல்றது? எல்லாமே ஒரு ஒரு மனநிலைதான். மகிழ்ச்சியா இருக்கட்டும், துயரமா இருக்கட்டும் ரெண்டுமே மாறி மாறி, நம்ம வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந் மனநிலை வந்து ரெண்டுமே மா மாத்தி மாத்தி கொடுக்கக்கூடியதுதான் அதனால வந்து மகிழ்ச்சியை நாமளா உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது அது தானா எப்பயுமே இருக்கு இதுதான் என்னோட புரிதல் ஐயா நன்றி உங்களை அடுத்து ஐயா பேசுங்க ஹலோ ஐயா கேக்குதுங்களா கேக்குதுங்க பேசுங்க ஐயா துயரத்தை தவிர்த்து மகிழ்ச்சி உருவாக்க வேண்டுமானா தேவையில்லைங்கய்யா அவசியம் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை துயரத்தை தவிர்த்து மகிழ்ச்சி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயமே இல்லை அதுவா அது வந்து போயிட்டு இருக்கு அவ்வளவு சரி ஓகே நன்றி மியூட் பண்றேன் ஏமா சொல்லுங்க வணக்கங்கண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த துயரம் மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் தான் ஸோ அந்த ஒன்ன விட்டுட்டு நம்ம வந்து இன்னொன்னு உருவாக்கணும் ஒவ்வொன்று மனம் வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கும் எதையாவது நம்ம உருவாக்கணும்னு நினைச்சு இது பண்ண ஆரம்பிச்சோம்னா உருவாக்கும் போ- உருவாக்குறதுக்கு ஒரு போராட்டம் நிகழும் அது வந்து நமக்கு waste of time waste of energy ஒருவேளை உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மகிழ்ச்சியை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு உடனே வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்க நினைப்போம் பிடிச்சு பிடிச்சி வச்சுக்க நினைச்சாலும் அதுவும் வந்து ஒரு போராட்டமா தான் போகும் ஸோ அது வந்து துயரத்தை தவிர்த்து அதனால மகிழ்ச்சியை உருவாக்குறதுக்கு தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம புற சூழ்நிலைகள் பொறுத்தும் இல்ல உடல்நிலைகள் பொறுத்து மனம் வந்து துயரத்துல கூட இருக்கலாம் அப்ப வந்து நம்ம போராடக்கூடாது ஓகே அது அப்படியே இருக்குதுன்னு அது அப்படியே விட்டுறது தான் வந்து சரியான செயலா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்களா நன்றி நன்றி இப்போ ஆனா பொது வாழ்க்கையில போனா எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி வேண்டுமா அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணுமா எந்த வகுப்புக்கு வாங்க அல்லது இந்த செயலை செய்யுங்க அல்லது அந்த மாதிரி புத்தகங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா இப்படி எல்லாம் புத்தகம் வரும் இல்லையா இதெல்லாம் வந்து என்ன அடிப்படையில வந்து சொல்றாங்க யாராவது சொல்ல முடியுமா எனக்கு யாரை கேட்டாலும் மகிழ்ச்சி ஆயிரு மகிழ்ச்சி ஆயிருன்னு சொல்றாங்க சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஐயா அந்த ஒரு ஐயா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா புரியாம மகிழ்ச்சியை தனியா தேடி போய் துன்பம் நம்மளுக்கே வருது தேடி போய் பையனோட ஐயாவோட ஞானப்பிரிவுக்கு அப்புறம் தான் ரெண்டுக்கு விஷயம் அதாவது ரெண்டுமே ஒரு அவசியம் இல்லாத ஒரு செயல் அப்படிங்கிறது புரியுதுங்க வெளியே வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் வந்து வியாபாரமாவோ இல்லை புரியாம தான் அது போயிட்டு இருக்காங்க அது அந்த விஷயங்கள் வந்து மகிழ்ச்சின்னு என்னன்றது தெரியாம துன்பம் என்ன என்னன்னு தெரியறது இல்லைங்க ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி போறதுனால தான் அந்த பிரச்சனை வருது ஏன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு அது பிடிச்சி வச்சுக்கலான்னு பார்த்தா ஒரு நாள் பூரா சந்தோஷமா இருந்தா அவனை பைத்தியம் துக்கமா இருக்கான்னு சொல்லி போட்டு ஒரு நாள் பூரா துக்கமா இருந்தா அவனை வேற ஏதாவது சொல்றாங்க அந்த அந்த வித்தியாசம் புரியாதனாலதான் அந்த குழப்பங்கள் உருவாக்குறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறது இல்லைங்க எடுத்து அதை பிடிச்சிக்கலாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இப்போ ரெண்டு வருஷமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஐயாவோட ஞானப்படுறதுக்கு அப்புறம் அதனால வெளியே வந்து அந்த புரிதல் இல்லாதனால அந்த கண்டிப்பா அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடா தான் இருக்குங்க அது பிடிக்கிறதுக்காக செயல் செஞ்சுட்டு தான் இருக்குங்க நானும் கூட செஞ்சுட்டு தான் இருந்திருக்கேங்க நன்றி உங்க அனுபவத்துல இருந்து பேசுறீங்க ஆமாங்க நான் மியூட் பண்றேன் புதுசா ஷாலினி ஒருத்தவங்க வந்திருக்காங்க பேசுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது அந்த நீங்க சொல்றீங்களா வெளி உலகத்துல இந்த மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சியை இங்க தேடுங்க இது மாதிரி பண்ணனா மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்களே ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன புரியலன்னா இந்த மகிழ்ச்சின்றது ஒரு எமோஷன் ஸ்டேட் தான் நாம வந்து இமோஷன்ஸ் கிடையாது எமோஷன்ஸ் வந்து நிரந்தரமும் இல்லை நாம எமோஷன்ஸும் இல்லை ஸோ மகிழ்ச்சி வந்து உருவாக்கணும் அப்படின்றத அவங்க போதிக்கிறாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்த பயத்தை வந்து உருவாக்கி நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சுயமா மகிழ்ச்சி எப்போ வரும்னா வெளியில நம்ம எதிர்பாராத விதமாவோ இல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் போதோ நம்மளுக்கு சுயமா மகிழ்ச்சி வரும் இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு ஒரு கிரியேஷன் நம்ம அதை கிரியேட் பண்ணாதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் இப்ப எந்த எமோஷன்ஸும் இல்லா இல்லாத பட்சத்துல மனசு வந்து ஒரு எம்டினஸ்க்கு போயிடும் அது நான் உணர்ந்திருக்கேன் எந்த ஃபீலிங்கும் ஒரு சமத்துல இருக்காது ஐ ஃபீல் சோ எம்டி அது வந்து சம்டைம்ஸ் ஒரு போரிங்கான ஒரு சுச்சுவேஷன்ல கூட இருக்கும் ஸோ என்ன நான் உணர்ந்துக்கிட்டேன்னா அது ஒரு ஈஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னு அப்ப எது நிரந்தரும் எந்த இமோஷன்ஸும் come and go come and go அது அது இல்லாத பட்சத்துல கூட அந்த ஈஸ்ஃபுல் மட்டும் அங்கேயே இருக்கும் அது உருவாக்கத்துல வரல அது அங்க இருக்கு நம்ம உணர முடியாம அது இருந்திருக்கு ஏன்னா நம்ம இமோஷன்ஸே பின்னால போய்கிட்டே இருந்ததால அப்படிதான் சார் எனக்கு புரிஞ்சது நன்றி கரெக்டா சொன்னீங்க ஓகே தேங்க்யூ சார் பண்றேன் அடுத்து ரஞ்சினி பேசுங்க மேடம் ஐயா நீங்க கேட்ட கேள்வி மறந்துட்டேன் சாரி அது ரிப்பீட் பண்றீங்களா இப்போ பொது உலகத்துல வந்து மகிழ்ச்சி வேண்டுமா அப்படின்னு புத்தகம் வருது ஒரு உரை நடத்துறாங்க கோர்ஸ் நடத்துறாங்க மகிழ்ச்சியா இருங்கள்னு சொல்றாங்க அது என்ன அடிப்படையில அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா ஆஹ் புரியுது ஏன்னா மனம் வந்து ரொம்ப நெகட்டிவான எமோஷன்ஸ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுவே எல்லாருமே சொல்றது எப்படின்னா எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க பாசிட்டிவா எப்பவுமே வந்து பாசிட்டிவா வச்சுக்கோங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டுதான் மோட்டிவேட் பண்ணுவாங்க எல்லாருமே அதனால பாசிட்டிவ்னஸ் அந்த ஹாப்பினஸ் தேடி தேடி தான் ஒரு ஒரு கோர்ஸும் வந்து எடுக்கிறாங்க அந்த ஹாப்பினஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும்போது அது அதாவது சொல்லுவாங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது மனசு வந்து அங்க இருக்காது வேலை செய்யாது சிரிக்கும் போது அங்க வந்து எந்த தாட்டுமே எமோஷன்ஸுமே இருக்காது அதனாலதான் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு எந்த சுச்சுவேஷன்லயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது அதுவுமே வந்து ஒரு சீக்ரெட்னு ஒரு படம் இருக்கு நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க நானுமே அது ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நானுமே அதுதான் பார்த்தேன் அதுக்கப்புறமா அதை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் எப்பயுமே ஹே பாசிட்டிவா ஹாப்பினஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஞான புரிதல்ன்றது வந்த பிறகு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சோ ரெண்டுத்தையுமே புடிச்சு வச்சுக்க கூடாது அப்படின்ற புரிதல் வந்து அதுக்கப்புறம் தான் வருது சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் அந்த பாசிட்டிவிட்டி பாக்குறேன் யா அங்கி அவரை மியூட் பண்றேன் Vivo one eight one four உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன் பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த இந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமா வந்து புத்தகம்லாம் பார்க்கும்போது நானும் வந்துட்டு இந்த பகவத் ஐயா வந்துட்டு மீட்டிங் அவருடைய வார்த்தைகளை வந்துட்டு கேட்கறது முன்னாடி நான் நினைப்பேன் இந்த நேரத்துல மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த நேரம் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அதுக்கப்புறம் திருப்பி அதே துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துட்டு இருந்தது இப்ப ஐயாவுடைய வார்த்தைகள் அந்த எல்லா கருத்தையும் கேட்ட பிறகு இப்ப எனக்கு புரிதல் வந்த பிறகு மக்கள் வந்துட்டு புரிதல் இல்லாதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி புரிதல் இல்லாததுனால தான் வந்துட்டு எல்லாருமே மகிழ்ச்சி நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஆஹ் அதை வச்சு ஒரு இதுவா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா எல்லா மக்களுக்குமே வந்து புரிதல் வந்துச்சுன்னா வந்துட்டு எல்லாமே சேமா வரதான் அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் புரிதல் வந்துச்சுன்னா அதை நோக்கி ஓட மாட்டாங்க மகிழ்ச்சி தான் வேணும் துக்கம் தான் வேணும்னு சொல்லிட்டு யாருமே நோக்கி ஓட மாட்டாங்க ஐயாவுடைய கிரான புரிதல் வந்துட்டு தெரியாத மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி துன்பத்துல வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒன்றுட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து ஐயா தான் தெளிவா சொன்னாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் பேசுறாங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்றது கிடையாது இப்படி இருங்க அப்படி இருங்க அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஐயா தான் வந்து இப்படியும் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம எந்த மனநிலை வச்சு நம்மள வந்து சரிப்படுத்திக்கணும்ன்றத தெளிவா வந்து விளக்கியிருக்காங்க ஐயோடைய மீட்டிங் வந்து அட்டன் பண்ண பிறகு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த இரண்டுமே அந்த புரிதல் வந்த பிறகு அவங்க அதை நோக்கி ஓட மாட்டாங்க ஐயா மகிழ்ச்சி வேணும் துன்பம் வேணும்ன்றத அது என்னுடைய கருத்துங்க ஐயா நன்றி கரெக்டா சொன்னீங்க ஹேமா சொல்லுங்க இந்த வெளியில வந்து மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு வழி சொல்றவங்க ஒன்னா நம்ம எண்ணங்களை மாத்தி அமைக்க சொல்றாங்க இல்ல ஒரு சில செயல்கள் மூலமா தியானம் மூலமாவோ இல்ல இப்படி டான்ஸ் ஆடுங்க இப்படி லாஃப்டர் தெரப்பி இப்படி சிரிங்க அப்படின்னு புறச்செயல்கள் மூலமாவோ நமக்கு வந்து மகிழ்ச்சியை உருவாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஏன் அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மனம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு அந்த மனத்தோட புரிதல் வந்து கிடையாது மனதோட இயற்கை என்ன ஆஹ் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாதனால அவங்க வந்து புறச்செயல்கள் மூலமாவும் எண்ணங்களை இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டெம்பரரியா அந்த கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியில் இருக்கிறது எப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க ஸோ இதுல வந்து இப்ப இந்த மனம் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்றதுனால நமக்கு வந்து பகவத் ஐயா சொல்றதுல வந்து இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்குது நம்ம டோட்டலாவே வந்து விஷயங்களே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னா பேசிக்கே வந்து மனம் செயல்படுவது எப்படிங்கிறத புரிஞ்சா மட்டும்தான் ஒருத்தவங்க வந்து ப்ராப்பரான அதுக்கான டெக்னிக்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் இவங்க கிட்ட அந்த வெளியில இருக்கிறவங்க கிட்ட அந்த ப்ராப்பரான ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு மன மனதோட அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படும் போது நமக்கு எல்லா விஷயங்கள்லயுமே ஒரு புரிதல் வருது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து அடுத்த கேள்விக்கும் இதுக்கு தேவையான பதில்கள் நிறைய கொடுத்துட்டீங்க ஞான புரிதல் உடல் நலத்துக்கு உதவுமா இது வந்து கேம்ப் அட்டன் பண்ணி புரிதல் அடைஞ்சவங்க தான் சொல்ல முடியும் இந்த ஆன்சர் அல்லது இந்த இது முகாமையோ அல்லது வீடியோ பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கவங்களுக்கு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல ஞான புரிதல் உடல் நலத்துக்கு உதவுமா இதுதான் நம்ம கோர் டாபிக் அதுதான் வந்திருக்கோம் பேசுங்க ஐயா நான் இதுக்கு நோனு பதில் சொல்லியிருந்தேன் சரி சொல்லுங்க ஞான புரிதலுக்கும் உடல் நலத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது என்னோட புரிதல் ஏன்னா உடல்ன்றது வந்து அந்த பஞ்சபூதங்களோட அடிப்படையில தானே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த அந்த பஞ்ச அந்த அந்த நம்ம சாப்பிடுற உணவு மற்றும் மத்த அந்த நீர் காற்று நெருப்பு ஆகாயம் எல்லாமே சமநிலையில இருக்கும் போது உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஸோ இதுக்கும் ஞான புரிதலுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல தெரியலையா கொஞ்சம் வித்தியாசமான பதில் கொடுத்துருக்குறீங்க ரைட் நான் இப்போ உங்களை மியூட் பண்றேன் வணக்கம் வணக்கங்க ஞா ஞான புரிதலுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நான் பேசுறது கேக்குதாங்கண்ணா நீங்க பேசுறது எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஞான புரிதலுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு எமோஷன்ஸ் வந்தாலும் அதுலயே வந்து முழுகி போயிடுவோம் நம்ம ஒரு கோவம் வருது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க கோவம் வருது அப்படின்னாக்கா அந்த கோவ அதை அதை பத்தி திரும்ப திரும்ப எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் அப்ப அந்த கோபம் வந்து நம்ம லிவரை பாதிக்கும் ஏதோ ஒண்ணு நினைச்சு நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் ஒரு முடிவெடுக்க முடிவெடுக்காம இது பண்றோம் அப்படின்னாக்கா அதை பத்தியே செஞ்சு செஞ்சு ரொம்ப கவலைப்படும் போது பசி இல்லாம போகும் அந்த பசியற்ற நிலை அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஸ்பிளீனை வந்து பாதிக்கும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து ஏதோ ஒரு புது விஷயம் பண்ணும்போதோ இல்லை ஏதோ எத்தனையோ விஷயங்களுக்கு பயம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு உணர்வு தான் பட் அந்த பயத்தை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே ரொம்ப அவங்க இதாகி உட்காரும் போது அவங்களோட கிட்னி பாதிக்கப்படுது இதெல்லாம் நான் வந்து அக்குபஞ்சர் படிச்சிருக்கேங்கிற அந்த புரிதல்ல சொல்றேன் இது மாதிரி நம் ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்ம புடிச்சு வைக்கும் போது அது நம்ம உடலை பாதிக்குது நம்ம உடல் உறுப்புகளை வந்து பாதிக்குது அதுவே வந்து நீடித்த கிரானிக் டிசீஸ் நீண்ட கால உடல் நோய்களுக்கும் வழிவகுக்குது உணவு முறை ஒண்ணு அப்படின்னாக்கா இது மாதிரி மனதுல வர எமோஷன்ஸை பிடிச்சு வைக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இப்ப இதே ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த எமோஷன்ஸை பிடிச்சு வைக்கிறத வந்து விட விட விட விட அந்த உறுப்புகள் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெக்கவர் ஆகும் கூடவே அவங்க அதுக்கு உண்டான ஒரு நல்ல மருத்துவ முறைகளையும் வந்து வெளியில பின்பற்றிக்கிட்டு இந்த ஞான புரிதலோட அவங்க எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து சரியாகி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்க உடல்நிலையில பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம் அவங்க எந்த எமோஷன்ஸையும் பெருசா பிடிச்சு வைக்காம அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா விடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் நல்லா வந்து மனம் நல்ல ஒரு பிரவாகமா உடனே பாடியும் வந்து ஃப்ரீயா இருக்கும் ஒரு இறுக்கம் இல்லாம கொஞ்சம் டிசீஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கண்ணா அவங்கள மியூட் பண்றேன் அருமையான கருத்துக்களை சொன்னீங்க புதுசா ஒருத்தவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க அவங்கள முதல்ல அன்மியூட் பண்றேன் சொல்லுங்க ஐயா வணக்கம் வணக்கம் நான் இங்க சென்னையில இருந்து பேசுறீங்க என் பேர் வந்து முகமது ஜமீல் சொல்லுங்க ஏன் உடல்ல நீங்க கேட்ட கேள்வி வந்து உடலுடைய மனதுடைய பிரச்சனைகள் வந்து உடல்ல பாதிக்குமா அதுதானே அது முடிஞ்சாச்சு இப்ப வேற கேள்வி ஞான புரிதல் உடல் நலத்துக்கு உதவுமா சாரி சாரி சாரி ஞான புரிதல் உடல் நலத்துக்கு உதவுமா சரிங்கய்யா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே இதுலதான் ஞான புரிதல் நிச்சயமா உதவுங்க ஐயா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து உடலுடைய ஞானம் தான் மனதுடைய ஞானம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னும் போது அந்த மனதுடைய ஞானத்தை நம்ம அறியும் போது உடலுடைய உடல் வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்குங்கய்யா நன்றி கரெக்டா சொன்னீங்க வேற யாராவது சொல்றீங்களா எல்லாருமே அருமையா சொன்னீங்க இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போவோம் இப்போ தம் இப்போ போன் எடுத்தா ஹலோன்னு சொல்றோம் இல்லையா இந்த ஹலோன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு காலத்துல ஹோல் ஹோல்னா முழுமையா ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு வந்து உடல் மனம் இதெல்லாம் சேர்ந்து நலமான்னு தான் கேட்குறோம் அதனால இன்னொருத்தரை நம்ம பார்க்கும்போது அவங்க உடலும் மனமும் சேர்ந்த ஒரு மனிதனா தான் பார்க்குறோம் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் உடல் வேறு மனம் வேறான்னு ஆனா அதே நேரத்தில் நீங்க சொன்ன அடிப்படையில இயக்கம் படி பார்த்தோம்னா மனம் தனியா இயங்குது உடல் தனியா இயங்குது இருந்தாலும் உனக்கு ரெண்டு சேர்ந்து தான் நான் ஒரு மனிதன் சொல்கிறோம் மனிதன் சொல்லும்போது ஹலோன்ற வார்த்தை வந்து அந்த அர்த்தத்துலாம் வந்தது அடுத்தது வந்து உடல் மனநோய்கள் உடலை பாதிக்குமா பாவத்தையா இதுபடி பார்த்தோம்னா என்ன சொல்றாருன்னா நமது மன அனுபவங்கள் அனைத்தும் உடல் உணர்வாகவே தம்மை வெளிப்படுத்தி கொள்கின்றன அதாவது நம்ம உடல்ல அந்த இது நம்ம என்ன சிந்திச்சாலும் அல்லது ஏதாவது ஒரு துயரம் வரும்போது அடுத்த தடவை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உடல்ல ஒரு பகுதியில அது வந்து ஒரு மாற்றத்தை தான் உருவாக்கும் உதாரணமா நம்ம அளவுக்கு அதிகமா யோசித்து நம்ம டென்ஷன் பட்டோம்னா அது தலையில தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டீங்களா சிலருக்கு வேற வேற இடங்கள்ல தெரியலாம் ஆனா குறிப்பா ஒரு சில இடங்கள்ல வந்து அதை வெளிப்படுத்தும் இது வந்து சரின்னு சொல்றவங்க சொல்லுங்க ஜெயக்குமார் சார் சொல்லுங்க உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கிறேன் இது சம்பந்தமா யாரும் பேசுறீங்களா நம்ம மனு அனுபவங்கள் அனைத்தும் உடல் உணர்வுகளாக தான் வெளிப்படுத்துகின்றன அதாவது நம்ம மனம்னு சொன்னா கூட நம்முடைய உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம மனம் வழியா தான் புறத்தை செயல்படுது இது சரியா இல்ல சரின்னா எஸ் சொல்லுங்க சாட்ல எஸ் சொல்லுங்க அல்லது சொல்லுங்க எஸ் இது கரெக்ட் தான் இது பகவத் ஐயா சொன்னதுதான் நம்ம எந்த அனுபவமா இருந்தாலும் சரி அது தெய்வீக அனுபவமா இருந்தாலும் சரி சாதாரண அனுபவமா இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லாமே உடல் உணர்வாக தான் நம்மளை வெளிப்படுத்துது இதுதான் உடல் தான் இதெல்லாம் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் அடுத்தது நான் மேல சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஞான விடுதலை என்ன புத்தகத்துல இருந்து தான் எடுத்திருப்பேன் நமது துயரங்கள் அனைத்து நமது நரம்பு மண்டலத்தில் நம்ம உடல் உள்ளுறுப்புகளிலும் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தது ஒரு கெமிக்கல் சேஞ்ச் அந்த ரசாயன மாற்றத்தின் மூலாவே துயரத்தினால் ஏற்படும் வேதனையை நம்ம உணரும் இது ஒரு பெரிய என்ன சொல்றது நியூரோ சயின்ஸ் அதாவது நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு உண்மை இது இதை வந்து ஐயா வந்து ரொம்ப சிம்பிளா விளக்கிட்டாங்க நம்ம ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது இதுதான் வந்து துயரத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு வேதனையா உணர்கிறோம் இது எப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு சிந்தனை சிந்திக்கும் போது நம்ம உடல்ல வந்து ஒரு மூளையிலிருந்து ஒரு சில சிறப்புகள் சுரக்குது அதை வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க அது உடலுக்கு தேவையான சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு இடத்த கொடுக்கும் ஒரு உடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்யுது அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றமா வெளி வெளியாகுது அதுதான் ஐயா அங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததா வந்து இந்த வளர்சிதை மாற்றம் மெட்டாபாலிசம் சொல்றாங்க எப்படின்னா நம்ம இந்த இது உடல்ல வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா அது ஜீரணிச்சு உடல்ல சக்தியா மாறுது அதே மாதிரி மூளையில் வளர்ச்சிதை மாற்றம் என்னன்னா ஒரு ஒரு நேரத்திலையும் ஒரு சில கெமிக்கல்ஸ் அல்லது ஒரு சில ரசாயனங்களை வந்து மூளை சுரக்குது அது வந்து இந்த இது அதை வந்து நரம்பிய கடத்தின்னு சொல்றோம் அது வழியா வந்து தான் இந்த இது மூளையில் உள்ள எலக்ட்ரிக்கல் சிக்னல் உடலுக்கு பாயுது உடலுக்கு தேவையான ஒரு சில செயல்பாடுகளை செய்ய தூண்டுது அது கொஞ்ச நேரம் அந்த இப்போ நம்ம அதாவது ஐயா சொல்ற மாதிரி அல்லது நீங்க இப்ப சொன்னீங்களா புரிதல் சொன்னீங்களா புரிதல் சொல்லும் போது இப்போ ஒரு கோபம் வருது அந்த கோபம் வந்து ஒரு ஒரு சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது ஏற்படுத்தணும்னா கொஞ்ச நேரத்துல வந்து அந்த அந்த அது வந்து செயல்பட்டு முடிஞ்ச உடனே அது உடலால ஜீரணிக்கப்பட்டு அது வந்து மறைஞ்சு போகுது ஆனா நம்ம தொடர்ந்து திருப்பி திருப்பி திருப்பி அந்த கவலையை கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம உடல் என்ன ஆகும் உடலுக்கு திருப்பி திருப்பி திருப்பி அந்த சுரப்புகள் உண்டாகி அது உடல் ஒரு பகுதிக்கு வேண்டாத சிக்னலை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னு வச்சுக்குவோம் நம்ம வந்து இந்த இது ஒரு ஒரு ஒரு பொருள் நம்ம மேசையில் இருக்குது அது கீழே விழுது விழுந்தோடனே டக்குன்னு நமக்கு ஒரு ஷாக் வரும் அதை ஓடி போய் எடுக்கணும் அல்லது ஃபோன் தான் கீழே விழ போகுது இவ்வளோ போனோன்னா போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளை ஒரு சிக்னலை கொடுத்து நம்ம உடனே போய் அதை செய்ய செயல்பட தூண்டுது ஆனா அந்த இது உண்மையிலே அந்த பொருள் கீழே விழாம நம்ம தொடர்ந்து தொடர்ந்து அந்த அந்த மாதிரி உணர்ச்சி வந்துட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும் அது உடலை பாதிக்கும் இதே மாதிரி தான் நமக்கு கோபமும் ஒரு செயலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வீராப்பு வேணும் ஒரு கோபம் வேணும் அந்த கோபம் இருந்தாதான் சில விஷயங்களை வந்து நம்ம உடனடியாக தெளிவாகவும் கிளியாக செய்ய முடியும் ஆனா எப்பவுமே சும்மா இருந்து கோவப்பட்டு இருந்தா அது என்ன செய்யும் அது உடல்ல ஒரு திருப்பி திருப்பி அந்த சுரப்புகளை சுரந்து அது திருப்பி இன்னொரு பிரச்சனையை தான் உருவாக்கும் அதே மாதிரி கவலை கவலைப்படும் போதும் சில வந்து சுரப்பிகள் சுரக்குது அதை சுரக்கும் போது அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா திருப்பி திருப்பி தொடர்ந்து கவலையை நம்ம நாமாவே திருப்பி வரவழைச்சு தூண்டிக்கிட்டு இருந்தோம்னா அதாகும் இது மகிழ்ச்சிக்கும் பொருந்தும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன எதுக்கு வருதுன்னா உதாரணமா இது நம்ம பெரும்பாலும் இந்த கோணத்துல சிந்திக்க மாட்டோம் ஒரு உறவினர் வர்றாங்க அப்போ நம்ம உலக உள்ளத்துல வந்து ஒரு மகிழ்ச்சி வரும் தான் அவங்கள நல்லா கவனிப்போம் அவங்க வந்து எங்களுக்கு நம்ம அந்த வேண்டிய விருந்தோம்பல் செய்து அவங்களுக்கு தேவையான உடுப்போம் அல்ல ஒரு திருமணம் நடத்துறோம் அது நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தேவை ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு தனியா உட்காந்துட்டு அந்த மகிழ்ச்சியை திருப்பி திருப்பி வரவழைக்கணும்னு வரவழைச்சிட்டு இருந்தோம்னா வராது அப்படி வந்தா ஏ செயற்கையா வர வச்சா கூட அது வந்து நம்ம மூளையில உள்ள ஒரு சில சிறப்புகளை நம்ம வந்து கட்டாயப்படுத்துறது போல ஆகும் அதனால தான் மகிழ்ச்சியா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் அல்லது கோபமா இருக்கட்டும் எதுனாலும் சரி இயற்கையா அந்தந்த நேரத்துல வரும்போது நல்லது அது வந்துட்டு உடனே மறைஞ்சு போகும் ஆனா அது மறையாம அப்படியே இருந்ததுன்னா உடல்ல ஒரு இடத்துல தேங்கி அது நோயை உருவாக்கும் அல்லது உடல்ல ஒரு வீக்கஸ்ட் ஸ்பாட் ரொம்ப ப பலமிழந்த ஒரு பகுதியை போய் தாக்கி அதுல வந்து அது நோயா குடிகொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து அந்த இது எப்படி வேலை செய்யுதுன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி தெரியும் நம்ம சாதாரணமாக இருக்கும்போது இப்படி ஃப்ளாட்டாக அந்த பச்சை லைன் மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ட்ரிகர்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன இதை பார்த்த உடனே நமக்கு அந்த உணர்வு மேலெழும்பும் அப்போ அதுக்கு தேவையான மூளை சுரப்புகளை கொடுக்கும் கொடுத்துட்டு அப்படியே தணிச்சு போயிடும் நம்ம திருப்பி திருப்பியும் உருவாக்கணும்னா தான் அது வந்து ஒரு பிரச்சனையா வரும் இப்போ பாருங்கள் மேல உள்ளது வந்து நம்ம உணர்வுகள் வந்துட்டு வந்துட்டு போயிடும் அப்படியே அடங்கி போகும் அதே மாதிரி தான் அந்த மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்புகளும் வந்துட்டு அது பாட்டுக்கு அடங்கி போகும் ஆனா நம்ம திருப்பி திருப்பி தூண்டுதல் கொடுத்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் அதை தொடர்ந்து இருக்கிறது மாதிரி இருக்கும் அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சிலருக்கு புரிதல் வந்த போதும் எனக்கு வந்து கவலைகள் வந்து தொடர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும் சிலர் வந்து எனக்கு வந்து எப்பவுமே கவலை இருந்துகிட்டு இருக்குது ஐயா சொல்றாரு வந்துட்டு உடனே போயிருதுன்னு நம்ம இந்த தூண்டுதல் கொடுக்க கொடுக்க இது அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா நம்ம வீட்டுல வந்து விறகு அடுப்பு பார்த்துருப்போம் இல்லை வெளியே வந்து கேம்ப் ஃபயர் போட்டு விடுவாங்க நம்ம விறக போட போட அது தெருப்பு வந்துட்டே இருக்கும் ஆனா விறக போடுறத நிறுத்தினோம்னா என்ன ஆகும் அப்படியே அந்த நெருப்பு அணைஞ்சு போகும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த கொடுக்கக்கூடிய வெளி தூண்டுதலை எப்போ நிறுத்தினமோ அப்போ தானாக போயிடும் நிறைய பேர் முகாமுக்கு வர்றோம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு திருப்பி அந்த எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்குதே தொடர்ந்து வந்துட்ட மாதிரி தானே தெரியுதுன்னு ஒரு தடவை கொஞ்சம் சும்மா இருந்து பாருங்க அந்த அப்படியே அது தனியிற இது தெரியும் திருப்பியும் நம்ம திருப்பி அதுக்கு அதை உடனே மாற்றணும்னு முடி முயற்சி எடுக்காமலோ அல்லது அந்த மகிழ்ச்சியை தக்க வைக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த விறகு விறகு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க அப்போ என்ன செய்யும் அதை அப்படியே தணிஞ்சு இயற்கையா வரக்கூடிய ஒரு செயல்பாடு வந்துடும் இதைத்தான் பிரவாகம்னு சொல்றோம் இயற்கையா மனம் செயல்படுறத இது கேள்வின்னா ஏன் மன உணர்வுகள் தொடர்வது போல் நமக்கு இருக்குது அதுக்கு காரணம் இதுதான் நம்ம வந்து அது முடிகிறதுக்குள்ள அடுத்தது விடுவோம் நம்ம என்னதான் புரிந்திருந்தாலும் சில நேரங்கள்ல மன மகிழ்ச்சிக்காகவோ அல்லது கவலையோ நீட்டிக்க முயற்சிக்கிறோம் ஆனா புரிதல்னா சீக்கிரம் நம்ம திரும்பி அதை அந்த நேரத்துல நடத்தி விடுவோம் நம்ம நாமே நிறுத்திடுவோம் மனசில் வரக்கூடிய எல்லா எமோஷனுமே அது உணர்ச்சி தான் ஒரு ஒரு ஒரு எனர்ஜி தான் அது அதில் நம்ம இருந்து அந்த எனர்ஜிங்கிறது இயற்கையானது இப்போ நம்ம மனசுல வர உணர்ச்சி வந்து ஒரு எனர்ஜின்னு சொல்றாங்க அது நம்ம ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய செய்யறதுக்கு தேவையான ஒரு சக்தி அது ஒரு இயற்கையான சக்தின்னு சொல்றாரு அதே மாதிரி தான் நம்ம வரக்கூடிய உணர்வுகளையாவே இயற்கை சக்தியா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அங்கே அதை செயற்கையாக நம்ம தூண்டும் போது தான் நம்ம வந்து அதில் தேங்கி போயிடுறோம் அல்லது நம்ம ஒரு பிரவாகம் மாதிரி ஓடிட்டே இருப்போம் ஒரு ஒரு ஒரு இருந்து விடுபடுறதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்மளை வந்து இந்த கருவிகளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து மன அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் அது இயற்கையானது இப்போ சிலவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து அப்படியே இது பண்ணி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தெரியாமல் திணறும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் வந்து அக்குமுலேட் ஆகிருது அவ்வளோ இப்போ ஐயா கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில கருவிகளை வச்சு நம்ம இப்போ கருவிகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு நம்முடைய இமோஷன்ஸை அளக்குறதுக்கு இப்போ பார்த்தீங்களா கீழே வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வேணும் ஆனால் அந்த வேலை முடிஞ்சோடனே அந்த ஸ்ட்ரெஸ் தானாகவே கீழே இறங்கி போவோம் இதை வந்து இன்னைக்கு அளக்கக்கூடிய கருவிகள் வேறு பயோவெல்னு ஒரு கருவி இருக்குது இப்போ இது கூட நம்ம வந்து இது ஞான முகாமுக்கு வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனநிலை இப்ப இருந்து முடிஞ்ச அப்புறம் எப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு செயல் செய்யும் போது எப்படி இருக்குன்னு இதெல்லாம் கூட நம்ம வந்து அளந்து பார்க்க முடியும் ஏன்னா இது சயின்டிபிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இந்த பயோவெல்னு இருக்குது இதை வச்சு ஒரு நம்ம நம்மளோட எனர்ஜியை என்ன லெவல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அளக்க முடியும் அதுதான் ஐயா சொல்றாங்க அதனால் சூழ்நிலைகளை எப்படி விடுபடணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுமே ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் அதில் கவர் ஆகுது ரெண்டு ஆஸ்பெக்ட்னு சொன்னீங்கன்னா மனோ ரீதியான ஒரு அம்சம் இருக்குது செயல் ரீதியான அம்சம் இருக்குது மனோ ரீதியான அம்சத்துலேருந்து நம்ம விடுபட வேண்டிய அவசியம் இல்லை செயல் ரீதியான அம்சத்துலேருந்து தான் நம்ம விடுபடணும் செயல் ரீதியான அம்சத்துலேருந்து தான் நம்ம செயல்பட்டு அந்த சூழ்நிலையை சரிபட பண்ணணும் இது வந்து இன்னொரு கோணத்தில் வந்து நம்முடைய பிரச்சனைகளை அணுகிறது நமக்கு ஒரு மன எமோஷன் வரும்போது இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ஓகே இதுதான் வந்து ஒரு அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு தேவையான த தேவையான தகவல் நம்மகிட்ட இருந்தால் செய்யணும் அல்லது யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சு செஞ்சுக்கலாம் அது இல்லாமல் முடங்கி போய் உட்கார்ந்து அதை பற்றியே திருப்பி திருப்பி அசை போடுறது வந்து ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் உதாரணமா சொல்ல போனா நமக்கு ஒரு புண்ணு இருக்குது அது நல்லா சுகமா இருக்குதுன்னு சொரிஞ்சிட்டே இருந்தோம்னா அது பெருசாயிரும் அந்த இது ஆனா அந்த அதை அப்படியே அந்த இதை விட்டோம்னா சீக்கிரம் அந்த பொண்ணு பொண்ணு ஆடுறதுக்குள்ள வழியா இருக்குது இந்த மாதிரி ஒரு மன பிரச்சனைகள் வரும்போது அதை அப்படியே விட்டு அதுல என்ன செயல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அம்சத்தை அணுகும் போது நம்ம வந்து அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில கையாள்வோம் இப்படி ஒன்று ரெண்டு தடவை நம்ம கையாண்டுட்டோம்னா அந்த அந்த பிரச்சனையை எளிதாக நம்ம எதிர்கொள்ளலாம் அந்த செயல் ரீதியான்னு சொல்லும்போது இதுக்கு வந்து நிறைய புற உபகரணங்கள் புற உபகரணங்கள்னா அது வந்து புற செய்யறது எக்ஸ்டர்னல் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க அந்த டெக்னிக்ஸ் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எளி எளிதாக நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் இதுதான் இன்னையுடைய நம்ம ஜூம் மீட்டிங்கோட சாராம்சம் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க அல்லது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது யாராவது இது சம்பந்தமா ஏதாவது கேட்குறீங்களா சொல்லுங்க ஐயா இப்போ கடைசியா கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல ஞான புரிதலுக்கு பின் உடல் பிரச்சனைகள் ஞான புரிதல் உடல் பிரச்சனைகளுக்கு உதவுமான்ட்டு நான் அதுக்கு கூட பதில் நோன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தேன் வித்தியாசமான பதில்னு சொல்லியிருந்தீங்க அது அது சரிதானா இல்ல ஓகே சரியான பதில் என்ன நான் சொல்றேன் என்னன்னா நம்ம பார்த்தோம் ஒரு மனம் போராடிட்டு இருக்கும்போது தொடர்ந்து நம்ம வந்து காட்டுறேன் அந்த இதை மனம் போராடிட்டு இருக்கும்போது இந்த நீங்க இடது பக்கம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு தூண்டுதல் இருக்கு இந்த படம் தெரியுதா உங்களுக்கு அப்போ தூண்டுதல் வரும்போது இப்போ ஒரு ரோட்ல போறீங்க குறுக்க வந்து ஒரு ஒரு கார்டன்ல வாக்கிங் போறீங்க குறுக்க ஒரு பெரிய எலி மாதிரி ஏதோ ஓடுது உடனே உங்களுக்கு சாக்காய் நினைச்சிங்க நிப்பீங்க இல்லையா நிப்பீங்க அல்ல பின்னால போவீங்க அது பாம்பு மாதிரி இருந்ததுன்னா பின்னாடி ஓடுவீங்க இது வந்து ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதல் மூளையில ஒரு சுரப்பை உருவாக்குது அது ஒரு சேலை செய்ய வைக்குது ஓகே இதுக்கு பதிலா ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க உங்களை அவமானப்படுத்திட்டு போயிடுறாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த இது இதே மாதிரி ஒரு கெமிக்கலை வந்து முளை தூண்டும் அப்போ அவங்க மேல ஒரு கோபம் வரும் நீங்க புரிதல் உள்ளவங்க இருந்தீங்கன்னா அந்த ஒரு தடவை ஒரு செகண்டுக்கு வந்துட்டு போயிரும் மேல பாக்குறீங்க இல்லையா அந்த பிளஸ் இல்லையா அந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டு போயிடும் ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு யோசித்து திருப்பி ஒரு தடவை தூண்டும் போது என்ன ஆகும் அது ரெண்டாவது தடவை வந்து அந்த கெமிக்கல் நம்ம உடல்ல வந்து என்ன செய்யும் உருவாகும் திருப்பி மூணாவது தடவை அதை யோசிக்கும் போது இவங்களுக்கு நான் என்னதெல்லாம் செய்திருந்தேன் திருப்பி இப்படி என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்களே சொல்லும் போது மூணாவது தடவை அப்போ ஒரு தடவை உருவாகிறது இயற்கை தொடர்ந்து வந்து அந்த அந்த தூண்டுதல் போன பிறகு நீங்க அந்த தூண்டுதலை உருவாக்குறீங்க அப்படிதானா இந்த தூண்டுதலை உருவாக்குறது எது இயல்பு இப்போ உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து அவமானம் வந்து உங்க இயல்புல இருக்கலாம் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்கலாம் அல்லது இதா இருக்கலாம் அப்ப அந்த தூண்டுதல் என்ன செய்யும் திருப்பி திருப்பி திருப்பி உங்களை தூண்டும் போது அது வந்து உங்க பாடியில ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் உருவாக்கும் அந்த இம்பேலன்ஸ் வந்து ஒரு நோயா பரிணமிக்கும் நீங்க அந்த முதல் இதுபடி அது வந்துட்டு அப்படியே மடிச்சு போச்சுன்னா அது ஒரு செகண்டுக்கு தான் இருக்கும் அது உடல்ல அப்படியே பாடி அதை வந்து என்ன செய்யணும் டைஜஸ்ட் பண்ணிடும் அதான் வந்து அந்த இது வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவோம் அதை உபயோகப்படுத்திடும் அந்த கெமிக்கல்ஸை தேவையில்லாத கெமிக்கல் நம்ம உடம்புல சுத்திட்டு இருக்கும்போது இதனால தான் ஐயா என்ன சொல்றாருன்னா தியானம் பெறதுக்காக தியானத்தை பண்ணாதுங்க ஏன்னா தியானத்தை உருவாக்கக்கூடிய அபரிமிதமான உணர்ச்சிகள் வந்து பாசிட்டிவ் தான் ஆனா அதை தாங்கிறதுக்கு நம்ம உடலுக்கு சில நேரங்கள்ல சக்தி இருக்காது நம்ம ஒரு தியானம் செய்வோம் ஒரு அனுபவம் கிடைக்கும் திருப்பியும் என்ன செய்வோம் இன்னும் அதை தொடர்ந்து பண்ணுவோம் அந்த அந்த ப்ளஷர்ல முங்கி போய் திருப்பி திருப்பி பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி திருப்பி திருப்பி உடல்ல வந்து மகிழ்ச்சி ஹார்மோன் நிறைய ஹார்மோன் இருக்குது டிஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்குது அந்த ஹார்மோன்ஸ் அளவுக்கு அதிகமா சுரக்கும் போது அங்க வேலையே இல்லாம சுரந்துட்டு இருக்குது அப்ப அதை பயன்படுத்தவே மாட்டோம் அது என்ன செய்யும் நோயா பரிணமிக்கும் இது வந்து எலக்ட்ரோ இது இது இல்லாம வேற வழியிலையும் இதை வந்து விளக்கலாம் இது ஒரு வழி பயோ கெமிஸ்ட்ரி வழியா இப்போ இது ஒருத்தவங்க நம்மள அவமானப்படுத்துறாங்கன்னா அதுக்கான தூண்டுதல் இயற்கையாவே வருது முதல் தடவை ஆஹ் இப்போ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது செயல் செய்ய முடியுமா ஒரு இப்போ வந்து அந்த ஒருத்தர் வந்து உங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீங்க சில நேரங்கள உணர்த்த சொல்லலாம் அப்படிதானே அவங்க வந்து அந்த ஒரு அவங்கள வந்து இது நீங்க பேசுறது சரியில்லை அவங்கள வந்து நிறுத்த சொல்லலாம் இது வந்து அதை பயன்படுத்துறது அதை எது சில பெரிய இடங்கள்ல நம்ம பண்ண முடியாது அப்போ வந்து அதை என்ன திருப்பி நம்ம உள்ளுக்குள்ளேயே இதுக்கு வந்து ரூமினேஷன் சொல்லுவாங்க ரூமினே ஆங்கிலத்தில் ரூமினா திருப்பி திருப்பி அதை ஆசை போட்டு ஒரு சூழல் நச்சு சூழலை உருவாக்குறது அது திருப்பி திருப்பி தூண்டதான் செய்யும் ஆமாயா புரியுது புரியுதுயா நீங்க சொன்ன வர்றது புரியுது முதல் தடவை வரும்போது தூண்டுதல் வந்து இயற்கையாவே வருது அதை நம்ம வந்து ஓகே இது ஒரு என்னாச்சு கேக்குதா மனசில் வரக்கூடிய எல்லா எமோஷனுமே ஓகே அடுத்து யார் யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க யாரு நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா அஞ்சனி பேசி முடிச்சிட்டீங்களா ஓகே நீங்க சொல்லுங்க சாரி ஆடியோ கட் ஆயிடுச்சு என்னோட இப்போ என்னோட கேள்வி என்னன்னா எனக்கு புரியுது முதல் தடவை வந்து இயற்கையான தூண்டுதல் நடக்குது அங்க ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது அத வந்து நம்ம மனசு வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அத வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது இயற்கைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து தானா வந்துட்டு தானா போயிடும் என்ன கேக்குறேன்னா இதுல வந்து ஐயா எப்பயுமே சொல்றது என்னன்னா அகத்தை விட்டுருங்க புறத்துல ஏதாவது செயல் செய்யணும்னா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி இருந்திருக்காரு சோ இது இந்த சுச்சுவேஷன்ல புற செயல் என்ன பண்ண முடியும் ஏன்னா அவங்களோட அறிவுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க பேசுறாங்க சரி இப்போ நான் அவங்க நீங்க உங்க செயல் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா உங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம் சும்மா உட்காந்துருந்தா தானே எண்ணங்கள் வரும் வந்த எண்ணங்களை வந்து நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா அதே நேரத்துல வந்து இந்த இது இது நீங்களா தானா உருவான எண்ணங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை வருது மூணாவது தடவை நம்ம சிந்திக்கிறோம் நாம தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறோம் ஏன்னா அவங்க செய்த பழைய ஹிஸ்டரி பூரா வரும் இதனாலதான் அப்படி சொன்னாங்களோ இதனாலதான் இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அது காரணம் இவங்க தானா அப்படி இப்படி சுத்தி சுத்தி அதையே நினைச்சிட்டு இருப்போம் அப்ப அது வந்து ஒரு நெருப்புக்கு திருப்பி திருப்பி கட்ட போடுறது மாதிரி நீங்க அந்த நிப்பாட்டிங்கன்னா தானாவே அந்த நெருப்பு அணைஞ்சு போகும் நன்றி நன்றி பேசுங்க Vivo one eight one four ஐயா வணக்கம் ஐயா பேர் ஒரு கப்பல சொல்லுங்க எனக்கு ஹலோ சொல்லுங்க ஐயா ஆ சொல்லுங்க எனக்கு ஐயா பேசுறது எல்லாமே வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன் எனக்கு நல்லா புரிதல் இருக்கு பட் இருந்தாலும் சில வேலையில வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு கோபப்படுறதா இருக்குது நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்றது வேதனை இருக்கு அது எப்படி ஐயா நான் சரி செய்து கொள்றது குழந்தைகள் மேல கோபம் வருதா கோபம் வருதுன்னா நம்ம கரெக்டா சொல்றோம் அதுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்றது நமக்கு மனவேதனை சில நேரத்துல கொடுக்குது அந்த பிறகு புரிதல் எப்படி ஏற்படுத்துது ஐயா இப்ப என்கிட்டதான் ஒருத்தங்க பேசினாங்க அவங்க பேசும்போது சொல்றேன் என் பையன் வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு படிச்சதெல்லாம் வந்து ஞாபகத்துல நிக்க மாட்டேங்குது அப்படின்னு அதனால எனக்கு கோபம் வருது சரியா படிக்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சில படிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதாவது இந்த மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா ஒரு சிலர் கான்சென்ட்ரேஷன் ஒரு சில படிக்கிறதுக்கு கூட மெத்தட்ஸ் எந்த மாதிரி படிச்சா வந்து நான் புரிய முடியும் அல்லது அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி படிக்கணும் இப்படி சில கருத்துக்களை சொல்லி கொடுக்குற சிலர் இருக்காங்க அவங்கள வந்து வழி நடத்தினேன் அவங்க வந்து அதை கேட்டு அவங்ககிட்ட போய் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிதான் புற உங்களால வந்து அந்த பசங்களை படிக்க வைக்க முடியல அவங்ககிட்ட ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க படிக்க முடியாம இருக்கிறாங்க அப்ப அது என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணும்போது அவங்க வந்து அவங்களால இப்ப பண்றதை விட இன்னும் பெட்டரா பண்ண முடியும் இது வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கடமை ஏன்னா பெற்றோர்கள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது அதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க வந்து அவங்கள வந்து சரிமுறையான முறையில வழி நடத்தணும் அவங்களுக்கு புற உதவியை நாடணும் இதான் புற புற இதை நாடுறது சரி அதுதான் சரி நம்ம கிட்ட படிச்சா சரியா பா நமக்கு ஒரு வேலை புரிதல் இல்லையோன்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தேன் வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அதை எப்படி ஒரு ஒரு குழந்தைகளுக்கு வந்து நமக்கு வந்து நம்மால முடியாததுனால வந்து அதை பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய சுமத்தக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் வந்து வேற வேற விதங்கள்ல வந்து ஒரு படிப்பை வந்து புரிஞ்சுக்குவாங்க இதுக்கெல்லாம் மேல வந்து அவங்களுக்கு இயற்கையாவே வந்து ஒரு படிக்கிறதுனால ஒரு பலன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஒண்ணு அடுத்தது ரெண்டாவது வந்து ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் வந்து அந்த படிக்கிறக்கூடிய இயல்பு வேற வேற வேறையா இருக்கும் படிக்கிற மெத்தட் கூட வேற வேறையா இருக்கும் அப்படி படிக்கும்போது இது அந்த விஷுவல் ஆடிட்டரி கைனஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க அதாவது சில குழந்தைகள் வந்து ஒரு பிக்சர் இருந்தா அருமையா படிப்பாங்க ஒரு புக்ல சில குழந்தைகள் வந்து கேள்வி ஞானம் சொல்லுவாங்க கேட்டு படிப்பாங்க அதாவது அவங்க அவங்களே சத்தமா போட்டு இது பண்ணி படிப்பாங்க சிலர் எழுதி பார்த்து படிப்பாங்க இப்படி சில நிறைய துறைகள் இதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்க கைட் பண்ணலாம் அல்லது வந்து நீங்க அந்த பிரவாகத்துல வந்து ஒரு கவுன்சிலிங் குரூப் இருக்குது அங்க கூப்பிடலாம் இப்படி இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த வழியில வழி நடத்துறதுக்கோ அல்லது அறிவுறுத்துறதுக்கோ பார்த்துருப்பாங்க இன்னொரு விஷயம்னா நம்பிக்கை உங்களுக்கு இருக்க மாட்டேன் நம்ம மேல ஒரு அம்மா வந்துட்டு எல்லாமே நல்லா செய்யறோம் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்யறோம் நம்மளே டவுட் படுது சின்ன பிள்ளைங்க தான் டவுட் மீன்ஸ் வந்துட்டு நம்ம சொன்னா சரி அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கான்பிடன்ட் வர மாட்டேன் நீங்க இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து வெளியே போறதுனால டாபிக்கை விட்டு இதை பற்றி நீங்க வந்து அந்த ஒரு குழு குழுவில் வந்து ஒரு ஆட் வருது அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க சரியா நம்ம வந்து எல்லா டாபிக்கும் பண்றதுக்கு டைம் இருக்காது நாங்க உடல் நலத்தை பற்றி மட்டும் பேசுவேன் இன்னும் யாராவது வேற யாராவது பேசுனீங்களா யாரோ ஒருத்தர் வந்தார் அவரு அப்புறம் காணும் அப்ப முடிச்சுக்கலாமா ஓகே மொத்தமா சொல்றதா இருந்தா நம்முடைய மனத்துல இருந்து உருவாகக்கூடிய ரசாயன மாற்றம் தான் உடல் வழியா செயல்படுது அது நம்ம ஒரு செயல்பாடுக்காக தான் வருது அது செயல்பாடு இல்லாம தொடர்ந்து செயல்படும் போது நம்ம உடல் நலத்தை பாதிக்குது நம்ம பயம் வந்து நம்ம காலகாலமா இருந்தது ஏன்னா அந்த மிருகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உணவு சுழற்சியில நம்ம கீழே இருந்தோம் ஏன்னா சிங்கம் புலி எல்லாம் நம்மளை விட ரொம்ப ஆற்றலா இருந்தது அப்போ நம்ம பயந்து ஓடி ஓடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்தோம் அந்த பயம் வந்து இன்னைக்கு நம்மளை தொடர்ந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு சிங்கம்புரி இல்லாட்டு கூட நம்ம மேனேஜரையோ அல்லது நம்மளுடைய பெரியவங்களையோ ஒரு சிங்கம்புரியா பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அதனால தொடர்ந்து அந்த பயத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா புரிதல் மூலம் அந்த வர பயத்தை அப்படியே வழிய விட்டோம்னா அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம நம்ம நோக்கி பாயாது பாயாத போது அந்த வந்து நம்ம அந்தந்த நேரத்துல உருவாகக்கூடிய மன பிர மன பிரச்சனைகளும் அதே நேரத்தில் வந்து அதனால உருவாகக்கூடிய அந்த உடல்ல உருவாகக்கூடிய அந்த மூளையில உருவாகக்கூடிய அந்த கெமிக்கல்ஸும் அப்படியே வடிஞ்சு போகும் அது நான் வடிஞ்சு போகும்போது அது ஒரு இடத்துல தேங்கி உடல் நோயாகவோ வேற எதுவாகவோ பரி பரிணமிக்காது அதான் இன்னைக்கு நம்ம மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கருத்து இந்த அடிப்படையில வந்து நம்ம யாவும் புரிதலை புரிஞ்சுக்குவோம் இந்த புரிதல் பற்றி இன்னும் புதுசா வந்தவங்க ஐயாவோட முகாமோ அல்லது முகாம் பற்றிய வீடியோவோ இருக்குது அப்போதான் அந்த புரிதல்னா என்ன ஞான புரிதல்னா என்னன்னு தெரியும் அதை படிங்க படிச்சு எல்லோரும் பயன்பெறுவோம் ஒரு நலமிக்க வாழ்வு வாழ்வோம் நன்றி யாராவது ஃபீட்பேக் சொல்லணும்னா சொல்லுங்க அல்லது நம்ம மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவோம் சேட்ல கூட சொல்லலாம் நன்றி எல்லாருக்கும் நன்றி மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம் ஹேமா என்ன சொல்றீங்க ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனா இருந்தது ரொம்ப ஒரு தெளிவான விளக்கமா இருந்ததுன்னா இந்த செஷன் ரொம்பவே வந்து இன்னும் ஏற்கனவே இருந்ததுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி ஆட் பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப நல்ல டிஸ்கஷனா இருந்துச்சு இன்னைக்கு அதுக்கு ரொம்ப நன்றிகள் அண்ணா ரொம்ப தெளிவான விளக்கங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நன்றிகள் அண்ணா பங்கு பெற்றவங்க பேசினவங்க எல்லாருக்கும் நன்றி ஏன்னா நீங்க தான் வந்து இந்த இன்னும் உங்களுடைய புரிதலை வச்சு பேசினதுனால இந்த இன்னொரு படி நம்ம இன்னும் ஆழமா சிந்திக்க முடிஞ்சது நன்றி